நேரம் இல்லை இது பலரும் சொல்லக்கூடிய ஒன்று நேரம் பொருள் அல்ல அது இல்லாமல் தீர்ந்து போவதற்கும் மீண்டும் வாங்கி வைப்பதற்கும் இல்லையா நேரம் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அதை நாம் எப்படி நிர்வகிக்கிறோம் என்பது மட்டுமல்ல நம்மே நாம் எப்படி நிர்வகிக்கிறோம் என்பதும் இருக்கும் நான் இதை செய்து முடிப்பேன் என்று நினைத்தால் உங்களுக்கு அங்கே நேரம் இருக்கிறது முடிந்தால் செய்கிறேன் என்று நினைத்தால் நேரம் இல்லை பிரையாரிட்டி கொடுத்து முக்கியமானவைகளை நீங்கள் செய்வது ஒருபுறம் இருக்க ஆப்ஷனலான முக்கியமற்றவைகளை பிரையாரிட்டி கொடுத்து ஏதாவது ஒரு தினம் அது வாரத்தில் ஒரு தினமாக இருக்கலாம் மாதத்தில் இரு தினமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு தினம் செய்வதாக வைத்துக் கொள்ளுங்கள் தவிர நீங்கள் விரும்பியவைகளை ஏதாவது ஒரு நாள் செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதுவும் ஒரு நாள் ஒரு முறை அல்லது ஒரு வாரத்தில் ஒரு முறை இப்படி ஏதாவது ஒரு தினம் நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் தவிர நீங்கள் செய்வதை விரும்ப தொடங்குங்கள் உங்கள் நேரம் நல்ல நேரமாக இருக்கும் எது வேண்டும் நமக்கு